திருப்பூர் பசங்க யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நாம் இப்போ நான் ஸ்டாப் காமெடி வீடியோஸை பார்ப்போம் பைக்கை ஆக்சிடெண்ட் ஃபன்னி வீடியோஸ்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Thank you. Thank you. Thank you.